வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மன் லட்சுமி ஓம் குருவே நமக இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ஒரு தல வரலாறு நமக்கு நேரம் கிடைக்கும் போது இதையும் நான் பதிவு செய்கிறேன் முதன் முறையாக இன்றைக்கி என்ன திருவானை கோயில் திருச்சியில் உள்ள திருவானை கோயில் திருவானை கோயில் திருவானை காவல் என்று அழைக்கப்படும் சிவத்தலம் பஞ்ச பூதங்களில் நீருக்கான தலமாக அருள்பாலிக்கப்படுகிற அந்த திருவானை கோயிலை பற்றி ஒரு தல வரலாறு தல சிறப்புகளை நம்ம பார்ப்போம் அதனுடைய புராண கதைகளை சரிங்களா இது பஞ்சபூதங்களில் நீருக்கான தத்துவத்தை கொண்டது மூலவர் வந்து ஜம்புகேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் தாயார் வந்து அகிலேண்டேஸ்வரி அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் அருணகிரிநாதர் தாயுமானவர் இந்த ஐவரால் பாடல் பெற்ற தலம் அதாவது தேவார பாடல்களில் இரநூத்தி எழுபத்தி நாலு சிவதலங்கள் சிவதலங்களில் அறுபதாவது வடகரை சிவத்தலமாக அருள்பாலிக்கப்படுகிறது திருமானை கோயில் சரிங்களா பழங்காலத்தில் வந்து அந்த இடம் இருக்குல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற திருவானை காவல் திருவானை கோயிலுங்கிற இடம் வந்து வெண் நாவல் மரங்கள் கொண்டதாக இருந்தது அங்கே ஃபுல்லாக வெண் நாவல் மரங்கள் மட்டுமே இருந்திருக்கு அதில் வந்து சுயம்புவாக சிவலிங்கம் அங்கே தோன்றியிருக்கிறது சரிங்களா இயல்பாகவே அந்த இடத்துல ரெண்டு இருக்குது கைலாயத்தில் அந்த சமயத்தில் எப்படின்னா மேலே வந்து மா மாலியாவன் புட்புரந்தன் என்ற இருவருக்குமே சிவ போட்டி நடந்திருக்கு யாருக்கு வந்து யார் வந்து அதிகமாக வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க சிவனுக்கு சேவை செய்கிறாங்க அப்படிங்கிறது கைலாயத்தில் போட்டி போட்டி இரண்டு பேருக்குமே அவங்கள் அவர்கள் சாபம் பெற்று பூலோகத்தில் வந்து சிலந்தியாகவும் யானையாகவும் பிறப்பிடிக்கிறார்கள் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த சுயம்புவாக வெண் நாவல் மரங்களுக்கு இடையில் வந்து அந்த தோன்றிருக்கு இல்லையா அதில் வந்து கூரை இல்லாமல் தூசி படிஞ்சிருக்கு ஓ குப்பையும் கோலமாக சருகுகள் உறிந்து அப்படி இருக்குது இதை பார்த்து அந்த சிலந்தி என்ன பண்ணுச்சுன்னா இந்த சிவலிங்க லிங்கத்திற்கு மேலே வந்து வந்து அந்த வலை பின்னுது இந்த வலை பின்னி வந்து சருகுகளும் அந்த குப்பையும் மேலே அந்த சிவலிங்கத்துக்கு மேலே படாமல் பாதுகாக்கிறது அந்த சிலந்தி வண்டு இதை பார்த்து அந்த யானை என்ன பண்ணுச்சுன்னா இன்னும் இவ்வளோ தூசாக இருக்குது இது இன்னும் இவ்வளோ தூசு பண்ணுது அப்படின்னு அதை நினச்சிக்கிட்டு டெய்லியுமே வந்து அந்த நீர் இருக்குல்ல நீரும் பூவும் காவேரி தண்ணீர்களை வந்து துருக்கியால் அபிஷேகம் பண்ணிச்சு அர்ச்சனை பண்ணிச்சு அந்த சிவலிங்கத்துக்கு இந்த சிலந்தி இதை எடுத்துகிட்டு தினமும் திருப்பியும் திருப்பியும் வலை பின்னிக்கிட்டே இருந்துச்சு விடாமல் அதுவும் பண்ணிக்கிட்டே இருக்க ஆரம்பிச்சு யானையும் விடாமல் பூவும் நீரும் காவேரி தண்ணி துருக்கியால் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு ரெண்டுக்குமே போட்டி கடும் போட்டி யாருமே விடுறால ஒரு கட்டத்தில் அந்த சிலந்தி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுச்சுன்னா இந்த யானையை கொல்ல முற்பட்டுச்சு அதை கொல்ல அந்த துருக்கி துருக்கிக்குள்ளார போயிட்டு அதை கொல்ல முற்ப முயன்றது அதை போயிட்டு ரெண்டுக்குமே போராட்டம் ரெண்டு பேருமே கடைசியில் விழுந்துட்டாங்க கடைசியில் வந்து இவர்களின் அந்த சிவ அந்த சிவலிங்கத்திற்கு வந்து தனது சேவையையும் அர்ப்ப அந்த அர்ப்பணிப்பையும் கொடுத்துட பார்த்துட்டு சிவன் என்ன செய்கிறாருன்னா யானையை வந்து சிவகணங்களுக்கு தலைவராக நியமிக்கிறார் கொல்ல முயன்றதற்காக மறுபடியும் வந்து கோச்செங்கச் சோழனாக மன்னனாக பிறப்படுகிறது சரிங்களா அப்படின்னா அந்த கோச்ச ஏன்னா கொல்ல முயன்று அந்த கோச்செங்கச் சோழன் திருப்பி மறுபடியும் பிறண்டு வருகிறான் மறுபடியும் பிறண்டு அண்டனா அந்த நாட்டுக்கு மன்னனாக உருவெடுத்து எழுவரு மாடக் கோயில்கள் கட்டுகிறான் பழிவாங்கும் எண்ணத்தோட மாடக் கோயில்னால் என்னங்க அதில் கட்டிய முதல் மாடக் கோயில் தான் திருவா திருச்சி திருவானை கோயில் யானைகள் உட்புகார முடியாதபடி யானைகள் வந்து உள்ளார செய்து அந்த சிவலிங்கத்தை தரிசனம் செய்ய முடியாதபடி யானைகள் வந்து உட்புகார முடியாது அந்த அந்த குறுகிய படிக்கட்டு எழுவரும் மாடக் கோயில் அதில் முதல் மாடக் கோயில் தான் திருச்சி திருவானை கோயில் சரிங்களா அது ஒரு பழிவாங்கும் எண்ணத்தோடு கட்ப கட்டப்பட்டாலுமே விட்டுப்பட்டாலுமே அந்த யானையின் தரிசனம் கருடி அதுக்கு வந்து அதுக்கு தனியான மரியாதைங்க அந்த கோயில்லையும் தனியாக இருக்கும் யானைங்கிறது வந்து அது வழிபாடு செய்கிறவங்க அதுக்கு வணங்குறவங்க அதை வணங்கிட்டு போகலாம் சரிங்களா இந்த கோயிலில் வந்து திருக்கல்யாணம் நடப்பதில்லை ஏன்னா அம்பாள் வந்து தவம் இருந்து தவம் கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு ஜம்பகிரி தவம் இருந்து அவர் காட்சி மட்டும் தான் கொடுத்தாரு திரு கல்யாணம் செய்து கொள்ளவில்லை அதனால் இந்த கோயிலில் திருக்கல்யாணம் நடப்பதில்லை மூலவர் சிலை எப்போவுமே தரை மட்டட்டு கீழே த தரை மட்டட்டு கீழே இருக்கும் நீங்கள் அந்த கோயிலுக்கு சென்றிருந்தீங்கன்னா தெரியும் எப்பவுமே உள்ளார புகுண்டு அந்த தரை மட்டட்டு கீழே இருக்கும் எப்பவுமே அது ஏன் அப்படி கட்டப்பட்டுருன்னா அந்த காவிரி தண்ணீர் அந்த காவிரி நீர் எப்பயுமே அந்த மூலவர் சிலைகிட்ட வந்து கசிந்து கொண்டே இருக்கும் வட் நம்ம என்னதான் காவிரி நீர் வந்து வட்டை இருந்தாலுமே அங்கண்ட நீர் கசிவு இருந்துக்கிட்டே இருக்குங்கிறது ஒரு சிறப்பு இந்த தளத்தின் சிறப்புகளில் ஒன்று இந்த தளத்துக்கு நேரில் வாசல் வந்து மூடப்பட்டிருக்கும் நவ ஒன்பது க கல் ஜன்னல் இருக்கும் அதன் வழியாகவே தரிசிக்க வேண்டும் அதற்கு என்ன காரணம்னா நம்ம நமது ஒன்பது துவாரங்களை அடக்கி கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டு இந்த வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கருத்து எப்பயுமே கோயிலுக்கு சென்றால் குறைந்தபட்சம் இரண்டரை மணி நேரம் இரண்டரை மணி நேரம் அமைதியாக இருக்க வேண்டும் கோயிலுக்குள் இருக்க வேண்டும் இது எந்த கோயிலுக்கு போனாலும் சரி இதை நீங்கள் கடைபிடிங்க நன்றி ஓம் ஓம் வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு